ஹாப்பி பர்த்டே யாரு யார் அது நான் யாருன்னு முக்கியம் இல்லை ஆனால் நீ இந்த ரூமை விட்டு வெளியே போனல ஆமாம் சரி அப்போ நான் சொல்கிறது சரி நீ இந்த ரூமை விட்டு வெளியே போகணுன்னா நீ ஒரு ஒரு வெப்பன் செய்யணும் முக்கியமாக அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் இருக்கணும் சரியா ஆனால் அதுக்கு நானே போகலாமே சரி அப்போ உன் கையப்ப ஆமாம் உனக்கு உருவம் இல்லை ஆனால் அந்த வெப்பன் ஒன்று இல்லாத வரைக்கும் இங்கேருந்து வெளியே போக முடியாது சரியா சீக்கிரம் செய் ஏய் ஏய் ஹே முடிச்சிட்டியா உனதான் எப்படி இருக்கு ம் நல்லா இருக்கு இதுக்கு ஏதாச்சும் பேர் இருக்கா ஆ யூனிவர்ஸ் ஆனால் இதை வச்சு நான் எப்படி இந்த ரூம் விட்டு வெளியே போகிறது எப்படி நீ இதுக்கு யூனிவர்ஸ்னு பேர் வச்சியோ இந்த யூனிவர்ஸே உனக்கு ஒரு பேர் வைக்கும் பேர் வச்சது மட்டும் இல்லாமல் ஒன்று வந்து எப்படி சொல்கிறது ஃபாலோ பண்ணுவாங்க சண்டை போட்டு சாவாங்க அப்படியே ஒரு நாள் அவங்களே உன்னை திரும்ப விட்டு வெளியே துரத்திடுவாங்க ஆமாம் எனக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னு சொன்னேன் கடவுள்